கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி உங்களோட லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கையும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட லிங்கை ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கையும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து அன்லிமிட்டெட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் அன்லிமிட்டட் மெம்பர்ஸை வந்து எப்படி அவங்களோட குரூப் அண்ட் சேனலுக்கு வந்து கொண்டு வரது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்டு பிளாகரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிளாக் பேஜுக்கு போகும் அதில் போயிட்டு கேர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மூலமாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அண்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வாரியாக வந்து குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது அன்லிமிட்டட் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட குரூப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒன் கிளிக் பண்ணிங்க போதும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் வியூ இன் டெலகிராம் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெலகிராமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொபைலில் வந்து நான் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணல ஸோ வந்து என்னால் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதேமாரி உங்களோட குரூப்பை வந்து எப்படி வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்குள்ளே போய்க்கிங்க போயிட்ட அப்புறம் ப்ளஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலகிராமில் வரும் இந்த டெலகிராம் குரூப் லிங்க் அப்படின்ற சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் சேனல் இந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்கை வந்து here you can get or post your group or channel link அப்படின்னு இருக்காங்க உங்களோட குரூப் ஆர் சேனல் லிங்க்கை வந்து கேட்டகரி வாரியாக நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இந்த அப்ளிகேஷனில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ இதன் மூலமாக வந்து ஈஸியாக வந்து அன்லிமிட்டட் மெம்பர்ஸை வந்து கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஓகே இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வேரியாக வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் மெம்பர் குரூப் இருக்கிற சேனல் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது அதேமாரி நீங்கள் ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஈஸியாக ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் அதாவது ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் அன்லிமிட்டட் மெம்பர்ஸை வந்து கொண்டு வர முடியும் அண்டு நீங்கள் ஒரு சேனலை வந்து ஒரு பிக் கம்யூனிட்டியாக உருவாக்குறதுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து டெலகிராமு வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட குரூப்ஸு அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இனிமேல் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய போட போதும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெக்கல பட்டனையும் பக்கத்தில் பெல் பட்டன் லால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிளாக் பேஜுக்கு போகும் அதில் வந்துட்டு கிளிக் கேர் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட குரூப்பை வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link website link வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான லிங்க்கோட பார்க்கலாம் ஓகே பாய் திருப்பூர் கோவை சேர்ந்த கல்லூரி மாணவர்களாக இருந்தால் எங்களது கலாம் ஷிப்டி சர்வீஸில் இணைந்து பகுதி நேர வேலைவாய்ப்பை பெற்று பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை வழங்குவோர் கலாம் ஷிப்டி சர்வீஸ் கலாம் ரத்த உதவி மையம் திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அவங்க பண்றது அரசியல் இவங்க பண்றது புரட்சி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அவர்கள் பிள்ளைகளின் அவசியம் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான்